குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வந்து அயல்நாடு செல்லும் யோகம் யார் சரிங்க அப்போ அயல்நாடுங்கிறது வந்து உங்கள் இருக்கும் நிலப்பரப்பை நீங்கள் விட்டுவிட்டு வேறொரு புதுசாக ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா ஒரு மொழி வித்தியாசமாக இருக்க போகுது இவ்வளோ நாள் நீங்கள் பேசியிருந்த மொழி வேறு ஆனால் நீங்கள் உங்களுக்கு மொழி தெரிஞ்சதுனால நீங்கள் பேச போகிற மொழி மொழி வேறு வித்தியாசமான மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் பண்ண போகிறீங்க அந்த லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்களா இல்லை வேறு இடத்துக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிற எதை சொல்லும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு டசா அப்படி நடந்துகிட்ருக்குன்னா இவ்வளோ நாளாக ஒரு டசாபட்டியில் ஒரு குறிப்பிட்ட மக்களோட பழகிட்டு திடீர்னு அதே டசாபட்டியில் மாற முடியாது அதே புத்திலையோ மாற முடியாது கண்டிப்பாக அப்படின்னா அதோட புத்தியை ஒரு ட சனி டசையும் நடக்குது கேது புத்தியில் ரெண்டு வருஷம் நடக்கிறோன்னா அட்லீஸ்ட் அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போக முடியும் இல்லைனா அந்த எண்டு அந்த கடைசி பகுதியில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி மாற்றம் நிகழ இருக்கிறதா பக்கத்தில் வருதா அது கொடுக்குமா அந்த புத்தி நிஜமாகவே வந்து ஃபாரின் ட்ராவல் கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ ராகு டசை ராகு புத்தி ராகு டசைனாவே எல்லாருமே வந்து ஃபாரின் போகிறாங்க பாதி பேர் ஃபாரின் போகிறாங்க இல்லை இடம் விட்டு இடம் மாறுறாங்க அதுக்கு என்ன காரணம் ராகுங்கிறது வந்து ஒரு ட்ராவலர் ராகுங்கிறது ஒரு காற்று ஒரு வந்து பரடேச பயணம் குறிக்கும் கிரகமே ராகு தான் ஒரு பயணத்தை குறிக்கும் கிரகம் அப்படின்னா இந்த ராகு எல்லா ராகு எல்லாருமே போகிறாங்களா இல்லவே இல்லை சில பேர் மட்டும் போகிறாங்க அது ஏன் போகிறாங்க ராகு தசை கேது தசை இந்த குறிப்பிட்ட இரண்டு திசைகள் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து அயல் தேசம் இல்லை இருக்கும் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அது ஏன் அது போகிறாங்க அது என்ன காரணம் இது வந்து தனிமையை குறிக்கும் கிரகம் ஒரு வித்தியாசமான ஒரு இருக்கும் சூழலை விட்டு தனித்து நாம் இருக்கணும் அதனால் ஒரு சோகமும் தனிமையும் அந்த கடினத்தை நம்ம அனுபவிக்கணும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் நம்ம ஒரு வித்தியாசத்தை உணரணும்னு இந்த வேற்று கிரகங்கள் ராகு கேருகள் இரண்டுமே வேற்று கிரகங்கள் சரிங்களா அதனால தான் அந்த குறிப்பிட்ட திசையில் பாதி பேர் அதிகம் பேர் வந்து அயல் தேசம் போகிறாங்க சில பேர் வந்து டாகு திசையில் மறைந்து ரெண்டு வாழ்களும் வாழ்க்கையெல்லாம் சில பேர் வாழ்ந்துருக்காங்க அது கூட ஒரு சில காலம் ஒரு ஒன்றரை வருஷம் பணம் சார்ந்த பிரச்சனையாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டோ ஜெயிலுக்கு போனவங்களும் இருக்காங்க அதுவும் வேறு இடத்துக்கு அவங்க இருக்கும் ஒரு சூழலை விட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை வேறு ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போகிறாங்க இல்லையா உலக உலகத்துக்கு இதுதான் ராகுடசி கேருடசி எல்லாருமே அப்படி போகிறாங்கன்னு நான் சொல்லவே வரல இதில் இந்த ராகுடசம் வந்துச்சு கேருடசம் வந்துச்சு ஆனால் அப்பயுமே ஃபாரின் போலியே அதுக்கு என்ன தொடர்பு வேணும் ஃபாரின் போனால் அதுக்கு என்ன தொடர்பு வேணும் உங்கள் வீடு என்பது நாலாம் பாவம் சரி வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கும் இடத்துல தான் நாலாம் பாவம் இந்த இருக்கும் இடத்த விட்டு வெளியில் போகணும்னா மூணாம் பாவம் செயல்படணும் மூணாம் அதிபதி இல்லை மூணாம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் தசா புத்தி வரணும் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினா இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க சென்னையில் இருந்து ஆந்திரா போகிறீங்க இல்லைனா பெங்களூர் போகிறீங்க இதுக்கெல்லாம் ஒன்பதாம் அதிபதி செயல்படணும் அதாவது லா ஒரு லாங் ட்ராவல் இல்லைனா வேறு ஸ்டேட்டு கூட வச்சுக்கிங்க ஏன்னா அசாமுக்கு போகிறீங்க அப்படி போகிறீங்க அப்படி ஒரு காஷ்மீர் போகிறீங்க காஷ்மீர் போயிட்டு இல்லை காஷ்மீர் இல்லைனா பாகிஸ்தான் போகிறீங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒன்பதாம் அதிபதி செயல்படும் ஒன்பதாம் அதிபதினா லாங் ட்ராவல் போகிறீங்க நீண்ட நாள் இருக்கல ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வரீங்க எல்லாமே ஒன்பதாம் அதிபதி தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் மூணாம் அதிபதி இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் வரணும் பன்னிரெண்டாம் அதிபதி அயல்நாட்டை குறிக்கும் முக்கிய கிரகம் பன்னிரெண்டாம் அதிபதி ஏன்னா யார் வந்து க்ரீன் கா அந்த க்ரீன் கார்டு வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கேயே இருந்து ரொம்ப நாள் இருந்துட்டு அங்கேயே அவரோட ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி அமெரிக்கா போயிட்டு அங்கேயே செட்டில்டு அண்ட் பெர்மனன்ட் செட்டில்டு எல்லாமே பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னா மூணாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி எப்போ இது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பெற்று இல்லை மூணாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவர் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்று புட்டி நடத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வேறு இடத்திற்கு செல்வார்கள் ஒரே அதாவது நீங்கள் வந்து ஃபாரின்ங்கிறது வந்துட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து அரேபியா போனால் மட்டும் ஃபாரின் கிடையாது சென்னையிலேருந்து பெங்களூர் போனாலுமே ஜாதகப்படியே இருப்பாங்க அது எந்த கிரகங்கள் செயல்படுத்துது மூணாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கூட சுக்கரன் செவ்வாய் கூட செயல்படுத்தும் சரிங்களா அந்த எல்லா கிரகமும் ஃபாரினுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு போகும் ராகுங்கிற நீண்ட நாள் ஒரு லாங் ட்ராவலை குறிக்கிற ராகு அந்நிய தேசத்தை குறிப்பது ராகு உங்கள் மொழி தெரியாத இடத்த யாருமே தெரியாத ஒரு இடத்த குறிக்கிற ராகு தனிமையை குறிப்பது ராகு அதனால தான் எல்லாருமே அவரோட லாங் ட்ராவலுக்கு ஃபாரினுக்கு அதை சொல்கிறாங்க ராகு கேதுவை ஆனால் இந்த மூணாம் அறிவிலையும் ஒன்பதாம் அறிவு பன்னெண்டாம் அறிவிலையும் சொன்னேன் எல்லாம் சுப நல்ல வழி சில பேர்லாம் ஃபாரினுக்கு போயிட்டு ரொம்ப அடிமை மாதிரி லேபர் மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஒன்றுமே இல்லையே ஃபாரினில் போய் லாஸ் ஆனவங்களாம் மறைமுக வாழ்க்கலாம் அதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்றிருக்கோ ரொம்ப கடினப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடிமை மாதிரி த்ரீட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே இருப்பாங்க இது எட்டாம் மதிப்பெரி நடந்து ஃபாரினுக்கு போகிறது நல்லது கிடையாது ஆனால் எட்டாம் மதிப்பெரி ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகும் அதுவும் ஒரு பாயிண்ட் சரிங்களா நன்றி வேறு ஏதாவது சந்தேகம் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நன்றி ஓம் சேவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு